என் மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி வான்மதி பைங்கிலி ஆசத்தீர வாட்டினி ஒன்னு சொன்னூறுகளை போடி சோகத்தில் ஒன்னும் வளர்க்கல தாடி நினைச்சிட்டு சிரிக்கிறனே தேன் மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி வான்மதி பைங்கிலி ஆசத்தி பாவம் முழுசாவும் மேல விதைச்சேன் ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் நானும் இல்லை மொழி பூங்கொடி வாடி போச்சு ஏன் செடி வான்மதி பைங்கிலி என் மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏசடி வான்மதி பைங்கிலி ஆசத்தீர தீர வாட்டு நீ ஹே